LibreOffice Base குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இதில் ஒரு ரிப்போர்ட்டின் லேஅவுட்டையும் தோற்றத்தையும் மாற்றுவதை கற்போம் இதற்கு லைப்ரரி டேட்டாபேஸ் உதாரணத்தை பார்க்கலாம் முந்தைய tutorialலில் ரிப்போர்ட்டை உருவாக்குவதை கற்றோம் Books Issued to Members Report History என்ற தலைப்புடன் ஒரு ரிப்போர்ட்டையும் உருவாக்கினோம் இந்த ரிப்போர்ட்டை எப்படி மாற்றுவது என்று பார்க்கலாம் லைப்ரரி databaseல் இடது பேனலில் ரிப்போர்ட்ஸ் ஐகானை சொடுக்கலாம் வலது பேனலில் ரிப்போர்ட்ஸ் லிஸ்ட் இல் books issued to members report history report ஐ காணலாம் அதன் மீது வலது சொடுக்கி பின் எடிட் மீது சொடுக்கவும் மாற்றவோ திருத்தவோ ரிப்போர்ட் திறக்கிறது இப்போது ரிப்போர்ட் பில்டர் விண்டோ என்னும் புதிய விண்டோ திறப்பதை பார்க்கலாம் இந்த ஸ்கிரீனில் மூன்று செக்ஷன்கள் உள்ளன பேஜ் ஹெடர் மற்றும் ஃபுட்டர் செக்ஷன் ஆகியன மேலேயும் கீழேயும் இருக்கின்றன பின் ஹெடர் செக்ஷன் மற்றும் Detail செக்ஷன் ஒரு ரெக்கார்ட் ஹெடர் மற்றும் ஒரு footer செக்ஷன்களை சேர்க்கலாம் இதற்கு மெயின் ஸ்க்ரீன் இல் வெள்ளை இடத்தில் வலது சொடுக்கி பின் இன்சர்ட் ரிப்போர்ட் ஹெடர் footer மீது சொடுக்குக ஸ்க்ரீன் இன் இடது பக்கம் ஆரஞ்சு இடங்களில் இரட்டை சொடுக்கு சொடுக்கி செக்ஷன் களை சுருக்கலாம் அல்லது விரிக்கலாம் முதலில் இங்கு ரிப்போர்ட் டிசைன் விண்டோவின் ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஐ காட்டுகிறேன் ரிப்போர்ட் டிசைன் ஐ இதுபோல தோன்றும்படி மாற்ற வேண்டும் சில டெக்ஸ்ட் லேபல்ஸ் பான்ட்ஸ் பார்மேட்டிங் ஆகியவற்றை சேர்த்து பல செக்ஷன் கள் இடையே உள்ள இடைவெளியையும் மாற்றுவோம் சில ரிப்போர்ட் ஹெடர்ஸ் மற்றும் பூட்டர் களை சேர்ப்போம் இதற்கு மேலே menu bar report controls toolbar இன் கீழ் லேபல் ஃபீல்ட் ஐகானில் சொடுக்குவோம் காட்டுவது போல அதை ரிப்போர்ட் ஹெடர் இடத்தில் இழுப்போம் மற்றும் லேபல் மீது இரட்டை சொடுக்கு சொடுக்கி வலப்பக்கம் Properties ஐ கொண்டு வரலாம் இங்கு லேபல் க்கு எதிரே books issued to members report history என்று டைப் செய்து Enter ஐ அழுத்துவோம் பான்ட் ஸ்டைல் ஐயும் மாற்றலாம் ஏரியல் பிளாக் போல்ட் மற்றும் சைஸ் 12 ஐ தேர்ந்தெடுப்போம் ஒக் மீது சொடுக்கலாம் அடுத்து screenல் காண்பது போல இன்னொரு label ஐ ரிப்போர்ட் header க்கு சேர்ப்போம் உதாரணமாக டைப் செய்யலாம் Report prepared by Assistant Librarian பின் font style ஐ Arial, bold, italic மற்றும் சைஸ் 8 க்கு மாற்றலாம் இப்போது அதே படிகளால் மீண்டும் ரிப்போர்ட் footer இடத்தில் லேபல் ஐ சேர்ப்போம் இம்முறை லேபல் க்கு எதிரில் டைப் செய்யலாம் Nehru library New Delhi font style ஐ ஏரியல் போல்ட் இட்டாலிக் மற்றும் சைஸ் 8 க்கு மாற்றலாம் இப்போது ஸ்பேசிங் ஐ சீராக்கலாம் முதலில் பேஜ் ஹெடர் இடத்தை பேஜ் ஹெடர் மற்றும் ரிப்போர்ட் ஹெடர் நடுவில் உள்ள கிரே கோடு மீது டபிள் கிளிக் செய்து பின் சொடுக்கி இழுத்து எல்லாவற்றுக்கும் மேலே விட்டுவிடுவோம் அடுத்து ரிப்போர்ட் ஹெடர் இடத்தை குறைப்போம் பேஜ் ஹெடர் மற்றும் ரிப்போர்ட் ஹெடர் நடுவில் உள்ள கிரே கோடு மீது டபுள் கிளிக் செய்து இதேபோல ரிப்போர்ட் பூட்டர் மற்றும் பேஜ் பூட்டர் இடையில் உள்ள இடத்தை குறைக்கவும் ஹெடர் லேபிள்களை மையத்துக்கு கொண்டு வரலாம் இதற்கு முதலில் எல்லா லேபிள்களையும் புக் டைட்டில் மீது சொடுக்கி தேர்ந்தெடுத்து Shift கீயை ஐ அழுத்தியபடி காட்டியபடி மீதி லேபிள்கள் மீது சொடுக்குவோம் இப்போது அப் arrow கீயால் அவற்றை மையப்படுத்தலாம் இப்போது ஹெட்டருக்கு ஒரு வெளிர் நீல பேக்ரவுண்டை தரலாம் இதற்கு புராப்பர்ட்டீஸ் சென்று பேக்கிரவுண்ட் டிரான்ஸ்பரன்ட் ஐ நோ என அமைத்து பின் ப்ளூ 8 ஐ லிஸ்ட் இருந்து background color ஆக தேர்ந்தெடுக்கலாம் அதையே detail section லும் செய்வோம் இதற்கு முதலில் டீடைல் மற்றும் ரிப்போர்ட் ஃபுட்டர் செக்ஷன்கள் இடையே உள்ள ஸ்பேசிங் ஐ அதிகமாக்க வேண்டும் மேலும் fieldகளை களை மையப்படுத்த வேண்டும் டீட்டெயில் செக்ஷன் க்கு லைட் கிரே பேக்கிரவுண்ட் ஐ காட்டியபடி செலக்ட் செய்வோம் அடுத்து செக்கடின் பீல்ட் க்கு டேட்டா பார்மேட்டிங் ஐ மாற்றுவோம் இதற்கு ஒன்று அல்லது 0 என்னும் பூலியன் வால்யூ கள் இருப்பதால் அது ட்ரூ அல்லது பால்சே என காட்டுகிறது இன்னும் தோதான எஸ் அல்லது நோ ஆப்ஷனை காட்டும்படி மாற்றுவோம் இதற்கு வலப்பக்கம் டீட்டெயில் செக்ஷன் இல் இன் field இல் டபுள் கிளிக் செய்வோம் இப்போது வலப்பக்கம் Properties இல் டேட்டா tab மீது முதலில் சொடுக்குவோம் செக்ட் இன் என்று சொல்லும் டேட்டா பீல்ட் அருகில் உள்ள பட்டன் மீது கிளிக் செய்யலாம் இது Function Wizard என்னும் pop-up விண்டோவை திறக்கிறது. இங்கு வலப்பக்கம் கீழே உள்ள பார்முலா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ முதலில் காலி செய்வோம். கேட்கரி drop down மீது சொடுக்கி பின் ஐஎஃப் மீது டபுள் கிளிக் செய்வோம். இப்போது வலப்பக்கம் புதிய கன்ட்ரோல்களை காண்கிறோம். முதலில் டெக்ஸ்ட் box க்கு அடுத்துள்ள செலக்ட் ஐகான் மீது சொடுக்குவோம் இங்கு செக்ட் இன் மீது டபுள் கிளிக் செய்வோம் எஸ் என டபுள் கோட்களுக்குள் இரண்டாம் டெக்ஸ்ட் boxல் டைப் செய்யலாம் பின் மூன்றாம் டெக்ஸ்ட் boxல் நோ என டைப் செய்யலாம் இப்போது புராப்பர்ட்டீஸ் செக்ஷன் க்குள் ஜெனரல் tab க்கு செல்வோம் கீழே formatting எதிரில் உள்ள பட்டன் மீது சொடுக்கலாம் இங்கு கேட்கரி லிஸ்டில் டெக்ஸ்ட் மீது சொடுக்குவோம் பின் OK பட்டனை சொடுக்குவோம் இப்போது ரிப்போர்ட்டை சேமிக்கலாம் நம் modified ரிப்போர்ட்டை இப்போது ஓடவிடலாம் இதற்கு மேலே எடிட் மேனு மீது சொடுக்கி பின் எக்ஸிக்யூட் ரிப்போர்ட் மீது சொடுக்குவோம் மெம்பர்களுக்கு தந்த புத்தகங்கள் பற்றிய நல்ல ரிப்போர்ட் ஹிஸ்டரி கிடைக்கிறது ஸ்பேசிங் ஹெடர்ஸ் ஃபுட்டர்ஸ் fonts ஆகியவற்றை கவனிக்கவும் மேலும் எஸ் அல்லது நோ என்று சொல்லும் செக்டின் ஃபீல்டையும் ஐயும் நம் ரிப்போர்ட்டை மாற்றி அமைத்து விட்டோம் இத்துடன் லிப்ரே பேஸ் இல் மாடிஃபைட் ஆ ரிப்போர்ட் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றது ஒரு ரிப்போர்ட்டின் லேஅவுட்டையும் ஐயும் தோற்றத்தையும் எப்படி மாற்றுவது ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இத்திட்டம் ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும் தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி